ஸோ கலகாய்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு லோன் வுல்ஃப் மேட்ச் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ டியோசஸ் டியோ தான் விளாண்டுருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஸோ சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் திருட்டு குட்டி மாதிரி பார்த்தே இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைட்டாக அழித்து விட்றாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு ஓகேவா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டுட்டு அந்த லைக் பட்டன் இருக்கும் அதையும் அமுக்கி விட்ருங்க ஓகேவா ஸோ ஐயோ அடிச்சு இல்லை என்னடா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அடிச்சு விட்டீங்க ஐயா ஐயா ஐயா ஐயா என்னப்பா இது நானே இப்போ தான் லோன் உட்பு மாதிரி வந்திருக்கேன் அட்டா போட்டு ரெண்டு பேரையும் அடிச்சிட்டிங்களா பிளாக் ஐசியாக அடிச்சிட்டிங்களா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியாமல் இப்போ கோவப்பட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறாரு போகிறாருன்னு தெரியல எனக்கே தெரியல அவர் அவர் கோப்பிட்டார்னா என்ன நடக்க போகுதுன்னு இப்போ தெரிலங்க பாருங்க என்ன கோபத்தில் இருக்காரு அங்கே டிக்கெட்டு மூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு பாருங்க நடக்க போகுதுன்னு கொடுத்துட்ருக்கேன் எல்லா இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு விட்டாலே போட்டு ஹெட்ஷாட் அப்படிங்கிற மாதிரி பேர லெவலுக்கு ஒரு ஹெட்ஷாட் கொடுத்துட்டு கைசி போய் அடுத்து இன்னொரு தான் இருக்கான் அவனையும் நான் தான் அடிப்பான் எவன் எவன் வந்தாலும் நான் தானே அடிப்பான் வாங்கடா வாங்கடா வாங்கடா ஏ எங்கடா இருக்கீங்க என்கிட்ட வாங்கடா அவங்ககிட்ட போயிடாதீங்க ஓ சிக்கில் அடிச்சு போட்டுருவான் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே இங்கே வாங்க இங்கே வாங்க ஏய் நான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்போ பாடுறேன் போட்டு ஐயோ போட்டு வா ரெண்டு கிலோ நானும் ஹெட்ஷாட் வேற லெவலில் டசன் கிலோ வச்சு அடிச்சு காய் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோம் ஓகேவா ஸோ என்ன நடக்க போகுதுன்னு கோத்துட்டு இருந்து பாருங்க ஓகேப்பா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது ஐயோ கண்ணை நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி தரப்படிக்காங்களே அவனுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா சொல்ல வர ஏதோ சொல்கிறான் அந்த பையன் ஆ என்னதுடா அங்கிட்டு கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் என்னது எனக்கு தர தரமாட்டிக்காங்கனே அப்படிங்காம் போல் என்னன்னு தெரில சரி ரைட்டு பார்ப்போம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்ணை போய் கொடுத்துட்டாங்களா ஐயோ இந்த கண்ணை சுத்தமாக அழுத்து வராத ஐயோ ஆனாலும் அடிச்சிட்டோமே ஐயோ என்ன நடக்க போகுது அழுத்துடா போட்டு ஐயோ என்னடா இது நான் தானா இது அப்படிங்கிற அளவுக்குள்ள அடிக்கேன் எல்லாமே இப்படி வேற லெவலுக்கு எனக்கு நினைக்கிங்க ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா கேஸ் வயல்லாம் ஒளரி தொலை அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுவோம் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது மெடிக்கிட்ட போட்டுருவோம் வேற என்ன வழி மெடிக்கிட்டு உயிர் இல்லையே அப்படின்னு மணிக்கிட்ட போட்டுட்ருக்கோம் ஏற முடியல அப்படியே மலுக்கி ஓடுற பார்த்தீங்களா அதுதான் பிளாக் ஸ்டார் எஃப்எஃப் ஐயோலே அழுத்துட்டா ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ எங்கிட்டு வருவான் எங்கிட்டு வருவான் ஐயோ அங்கிட்டு வழி இருக்கு நான் இங்கிட்டு தான் வருவான்னு நினச்சேன் அடி அடி ஐயோ பதினேடா போதே ஐயோ ரீலோடு பிடிக்கிறடா வந்துடாதடா ரைட்டில் வரேன் லெஃப்ட்டில் வந்துடாதே லெஃப்ட்டில் வந்துடா லெஃப்ட்டில் வந்துட்டாங்க ஐயோ ஐயோ இருடா இருடா இன்னொரு இல்லைடா ஐயோ அழுத்து அழுத்து போட்டுக்கலாம் அப்பாடா ரெண்டாவது ஒன்று வேறு லெவலுக்கு ஜெயிச்சாச்சு ஏ ஐயோ அசிங்கப்பட்டியா குமாரி அசிங்கப்பட்டியா சரி மூணாவது ரவுண்டு போகிறோம் ஓகேவா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு போயிட்டு ஏன் எதை சொல்கிறான் என்னதுடா என்னது எதை சொல்கிறான் mic on please mic on பண்ணணுமா தாயே ஐயோ பைக்கை ஆன் பண்ண முடியாதுடா சா பைக் ஆன் பண்ண நம்ம ஃபோன் நிலமா அப்படி இருக்கு என்ன செய்யறது மைக் ஆன் பண்ணால் நம்ம ஃபோன் அப்படி இருக்குது ஸோ அதனால் மைக் ஆன் பண்ண முடியல அழுத்து அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்கோம் அட்டா பாவி அதையும் ஓசிக்கில் பாருங்க என்னடா இது ஏ அழுத்து அழுத்து அழுத்து ஐயோ அடிச்சுவானே அடிச்சு விட்டானே நினச்ச மாதிரி அடிச்சு விட்டானே அடா பாவி ஒரு கில்லாது தடா எல்லா கிளியும் நீயே ஓசிக்கல அடிக்கா நம்மகிட்ட இருந்து ஓசிக்கில் அடிக்கிட்டே நம்மளே ஓசிக்கில் பழம் பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம் அது இவங்க என்னென்னா அதுக்கு மேலே இருக்காங்க என்ன செய்யுது இவங்கெல்லாம் பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை அடிக்கிற பெரிய பிச்சைக்காரங்களாக இருக்காங்க என்ன செய்யுதுன்னே தெரில கை ஸ்போர்ட் அப்படிங்கிற வேறு லெவலுக்கு மூமெண்ட்டை கொடுத்து வந்து குருவெல்லாம் விட்டுட்டு போய் நடக்க போகுதுன்னு தெரியல வடா வடா வடா வடா வெளியே திறந்து விடுக்கடா உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கடா விட்டு நீ என்னடா ஏய் என்கிட்டயே அடிக்கியா என்ன அடிக்கா போட்டு அட பாவி எப்படி அடிக்கீங்க யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரில இருக்குது நம்மளால் பாருங்க இப்போ வேற லெவலில் அடிப்பாரு அடப்பா இப்போ தான் வாய் சொல்லி முடிக்கல சிரிக்கிற மட்டும் சிரி சே சிரிக்கிற மூட்டை போட்டோம் ம் காண்டாயிருச்சு காண்டாயிருச்சு இந்த பிளாக் ஸ்டார் எஃப்எஃபே காண்டாக்கிட்டியா இப்போ வர்றா அடியை மட்டும் வர்றா யூஎம்பி வச்சுட்டு நீ அழுத்த பற்றி உனக்கு தெரியல வெளியில் வெளியூர்லலாம் போய் நீ கேட்டு பாரு இந்தியாவுக்குள்ள இருக்குன்னா உனக்கு தெரியல நீ வந்து வெளியூரில் போய் கேட்டு பார்த்தா தான் உனக்கு தெரியும் இப்போ அடியை மட்டும் பறிக்கால ஐயோ போச்சே போட்டு அழுத்து அழுத்து அழுத்து ஐயோ போட்டா ஐயோ ஐயோ அடப்பாவி இவ்வளோ கஷ்டப்பட்டது உனக்கு கில்லு கொடுக்க வேண்டிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டே என்னடா நீ சரி ரைட்டு அடுத்த ரவுண்டு போகும் ஜெயிச்சா சரி அப்படிங்கிற மாதிரி தான் ஐயோ இந்த வாட்டி என்கிட்ட கண்ணு இல்லையா எனக்கு கண்ணு தாங்கடா நான் தானே சூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் எல்லா மேட்சும் நானே சூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் எப்படி நீ என்ன நடக்க போகுது வெளியே திறந்து விடுங்கடா ஜீரோ வந்து ஐயோயோ ஏடாவிலையோமா கொடுத்து போட்டீங்களாடா ஏடபிள்யூவை கொடுத்து போட்டிங்கன்னா ஏன்டா இந்த எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏடபிள்யூ இதை வச்சுட்டு அடிக்க தெரியாதடா போடு ஒரு அடி அடிச்சாச்சு ஐயோ ஐயோ ஐயோ போடு ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ சிட்டு பூச்சா சிட்டுச்சா என்ன செய்ய போகிறது ஐயோ ஐயோ ஐமாரி அடிக்கான இருங்கடா இருங்கடா ஐயோ ஐயோ போடு போட்டானே போட்டு தள்ளிட்டானே பாடுறா பாடுறா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு பாடுறா இப்போ பாடுறா இடம் போடுறேன் இப்போ கடுப்பை ஏற்றிக்கிட்டே இருக்கியாடோ கடுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கியாடோ நான் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க இப்போ பாடுற ஏடபிள்யூம்னு சிங்குன்னு காமிக்கண்டா பாண்டுக்கில்ரா நான் ஒரு பாண்டுக்கில் இந்தியன் அட்டா பாதி இந்தியன் பாட்டுக்கில் அதுக்குள்ளே செஞ்சு நவுள்றதுக்குள்ளே அடிச்சு விட்டியாடா செட்டிங்க பார்த்துறதுக்குள்ளே அடிச்சு விட்டியே ஐயோ ஏடபிள்யூ செட்டிங் பார்த்து ஐயோ நம்மளே அடிச்சிட்டாங்களா பிளாக் ஐசியே அடிச்சிட்டிங்களா ஐயோ மேஜிக் டையில் முடிஞ்சு போச்சு ஒரு ரவுண்டு தான் இருக்குது கைஸ் ஃபைனல் ரவுண்டு என்ன என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது இந்த வாட்டியாவது எனக்கு கண்ணு கடைசி ரவுண்ட்லேயாவது என்னை ஆசையை தீர்த்து வச்சிங்க ஆ இப்போ பாடுறா உரி யூஎம்பி டபுள் ஷாட் கன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கண்ணையும் எடுத்து வேற லெவலுக்கு மூமெண்ட்டை கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு ஒன்று புற மூட்டை அல்ல சுத்தரா கர கர கர கர கரன்னு ஸ்க்ரீனை சுற்றிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கோம் என்ன நடக்க போகுது போடு போடு போடு போடு அஜய் அஜய் அஜய் அஜய் முன்னாடி போடவா பின்னாடி போடவா குளுவோட இருங்கடா ரெண்டு பேரும் ஒரே பக்கம் வந்துட்டாங்களே ஐயோ குளூவல் வேற இல்லையே ஐயோ என்ன செய்யுது என்ன செய்யுது என்ன செய்யுது ஐயோ போட்டு திருப்பி அடிச்சுட்டு வேற லெவலுக்கு அழுத்தமானமாக அழுத்தியாச்சு ஐயோ இன்னொருத்தர் இருக்கானே எங்கே இருக்கான் அதுக்குள்ளே எங்கே ஓடி தொலைஞ்சான்னு தெரியலையே டேய் என்கிட்ட வந்து அடி வாங்குறான் அவன்கிட்ட போய் அடி வாங்குறேன் என்கிட்ட வந்து அடிவாங்க என்கிட்ட வந்து அடிவாங்க எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் அடப்பா அது கண்ணை எடுக்கிறதுக்குள்ளே அடிச்சு பிடிக்கடா ஜம்ப் பண்ணாலே நம்மளுக்கு இப்படி தான் நீ தான்டா அழுத்தணும் மேட்சையே காப்பாற்றவும் ஐயோ என்னத்தையோ குப்பையை தூக்கி அடிக்கான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏடே அடிச்சிடறா அங்கிட்ட இங்கிட்ட ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறடா அடிச்சிருக்கடா என்னடா நடக்க போகுது போடு குப்பையை தூக்கி போட்டான் அவனும் இவன் மேலே ஏறுறது எனக்கே தெரியுது ஏட்டான் போடு அழுத்துடா போடு ஐயோ அவனும் குளோவில் போட்டானே ஐயோ ஐயோ எங்கே போயிருப்பான் எங்கே போயிருப்பான் அதுக்குள்ளே அந்த இருக்கான் அந்த இருக்கான் ஐயா இப்படியாக க ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பை கைஸ்